வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோல ஒரு பத்து வகையான கொலாஜ் மாடல் மட்டும் கொண்டு வந்திருந்தோம் இந்த வீடியோல இருபத்தோரு வகையான கொலாஜ் மாடல் வந்து வச்சிருக்கோம் சரிங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவில் உள்ள கொலாஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதில் ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பாஸ்வேர்டை அதில் யூஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்